வணக்கம் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தாங்க ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரே கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய மூணு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து ஒன்று மட்டும் இல்லைங்க மல்டிபிள் பீசஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ எந்தெந்த டிசைனில் எவ்வளோ சாரீஸ் இருக்குது அண்ட் எல்லா விஷயத்தையும் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இந்த மூணு சாரீஸ் தாங்க வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு சாரி ஸோ இதை நம்ம வந்து ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ நம்பர் எதுவும் சொல்லாமல் லெட்டர்ஸ் மூலமாக நம்ம அதை சொல்கிறோம் ஃபஸ்ட்டு சாரி நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த மூணுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா பாடி ஆஃப் சாரி மெஜந்தா கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர்லேயே தான் வரும் top and bottom contrast border வரக்கூடியதுங்க இப்போ நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் சாரியில் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு சில்வர் ரெண்டுலேயும் ஆல்டர்னேட்டிவாக வரும் ப்ளவுஸு உங்களுக்கு பிளெயின் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட் பார்டரோட ஒரு இன்ச்சு பார்டர் வருது இல்லைங்களா அது வந்து கோல்டு டெஸ்டட் சரியில் இருக்குது ஸோ இது நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு சாரி ஏ அப்படிங்கிற நம்பர் இருக்க இருக்கக்கூடியது இந்த சாரியோடைய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க இந்த வீடியோவில் பார்க்குற இந்த மூணுமே வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு தான் பியூர் சில்க் சாரீ தான் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே வந்து பியூர் சில்க் த்ரெட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சாரியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா gold top and bottom gold வந்து ஒன் இன்ச் பார்டர் வருது அண்டு பல்லு இந்த டிசைன் வருதுங்க பாடியில் வரக்கூடிய டிசைன் பார்த்துட்டிங்க அப்படின்னா கோல்டு அண்டு சில்வரில் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க அடுத்து பி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பீங்கிறதுமே உங்களுக்கு மெஜந்தா அண்டு ஆரஞ்ச் காம்பினேஷன் தான் six thousand five hundred prepay ப்ரீபேமெண்ட்லேயும் நீங்கள் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ப்ரீபேமெண்ட்டில் நீங்கள் புக் பண்ணும்போது எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிடேஷன்ஸோ கிடையாதுங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒன்ஸ் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் இதுவே கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சாரி தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணாதான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் வந்து பா கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கணும் இப்போ செகண்டு பி அப்படிங்கிறது பார்க்குறீங்க இப்போ பாருங்கள் இதோடைய பல்லு எப்படி இருக்குன்னு அண்டு இந்த சேரீயில் வரக்கூடிய புட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன புட்டா மாதிரி தான் வரும் இது வந்து ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரி இதில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் பாருங்களேன் அந்த த்ரீ லைன்ஸ் வரும் ஏல பார்த்தது வந்து கண்டினியூஸாக ஒன் இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு த்ரீ ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் வர மாதிரி இருக்கும் கோல்டு டெஸ்டட் சரியில் இருக்குங்க இதெல்லாமே வந்து கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரி நம்ம வந்து ப்ரீ ஆர்டர் வந்து எடுத்திருந்தோம் இந்த சாரீஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொல்லி நம்ம ப்ரீ ஆர்டர் எடுத்திருந்தோம் ஸோ அந்த ப்ரீ ஆர்டர் எடுக்கும் போதே கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா சாரீஸ் வந்து நம்ம வந்து தயார் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சாரீஸ் தான் காட்டுறோம் அது போக நிறைய பேர் இந்த கலர் காம்பினேஷனில் இந்த டிசைன் இல்லாமல் வேறு டிசைன் வேணும்னு கேட்டிருந்ததுனால வேறு டிசைன்லேயே நம்ம வந்து ஃபோர் பீசஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம் அதனால தான் ஸோ இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது சிங்க பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏ பார்த்துட்டிங்க இல்லையா ஃபஸ்ட்டு சாரி அதோட டைப்பே தான் பேட்டர்ன் தான் ஆனால் பல்லு வந்து ஏவும் சியும் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அதே மாதிரி டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய ஒன் இன்ச் பார்டர் இருக்கு இல்லைங்களா அதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில்வரில் வருது சியில் சில்வரில் வரும் ஏல கோல்டில் வரும் இதுவுமே மெஜந்தா அண்டு ஆரஞ்ச் காம்பினேஷன் தான் ஸோ இந்த மூணு பேட்டர்னுமே வந்து உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வரக்கூடியது தாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க ஸோ அது போக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேறு சாரி வந்தாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாங்க கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணும் ஒரே வீடியோவாக இருக்கணும் கட் வீடியோவாக இருக்கக்கூடாதுங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டன் வந்து நாட் பாசிபிள்ங்க இப்போ நான் அந்த மூணு கலரையுமே நான் முன்னாடி வைக்கிறேன் உங்களுக்காக அதாவது மூணு கலர் இல்லை மூணு designs so first A sari so இதில் வந்து இப்போதைக்கு ஒரு பீஸ் தாங்க அவைலபிளாக இருக்குது அடுத்து பி பி டைப்பில் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் சாரீஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது அடுத்து சி சி டைப்பில் த்ரீ சாரீஸ் அவைலபிளாக இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு யார் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களோ மேக்ஸிமம் அவங்களுக்கு புக் ஆகுங்க அதுக்கப்புறம் எத்தனை பேர் கேட்டாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு புக் பண்ண முடியாது அண்ட் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் எங்கள் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓல்டு மெசேஜஸ்லேருந்து ரீசன்ட் மெசேஜஸ்க்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டு வருவோம் அப்படி உங்களது பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுப்போங்க ஸோ இந்த சாரீஸ் தாங்க உங்களுக்கு காமிச்சது தான் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் சாரீ கூட சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்